ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் சுவைத்து பாருங்கள் தொடக்கத்தில் ஒரு கேள்வியும் கேட்டாங்க உடன்படிக்கை உடன்படிக்கைன்னு பேசிட்டு இருந்தீங்க what is that covenant actually அந்த உடன்படிக்கை தான் என்ன ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க முதல்ல உடன்படிக்கை என்று பேசுகின்ற பொழுது இரண்டு நபர்கள் அதிலே பங்கேற்க வேண்டும் ஒருவர் மற்றவரோடு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார் ஆனால் நம் கடவுள் அவரோடு நிகராக அல்ல அவரால் படைக்கப்பட்ட படைப்பு பொருளான மனிதர்களோட தன்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அந்த உடன்படிக்கை என்பதற்கான ஆங்கில சொல் தான் கவனன்ட் அந்த கவனன்ட் என்கின்ற ஆங்கில சொல் பெரித் என்கின்ற எபிரைய சொல்லிலிருந்து வருகிறது ஆக அந்த எபிரைய சொல்லான பெரித் என்பதற்கு டு கட் ஆஃப் என்பது பொருள் டு கட் வெட்டுவது father Britto good evening father Das good evening எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் ஃபாதர் தாஸ் நல்லா இருக்கீங்க எல்லாரும் உங்களை பத்தி பெருமையா சொல்றாங்க உங்களுடைய வார்த்தைகள் முத்து முத்தா இருக்கிறது விவிலியத்தை நீங்க அழகாக நீங்க உடைத்து சொல்வதற்கான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய சேவை இறைப்பணி தொடரட்டும் என்று வாழ்த்துகிறோம் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் இருக்கிறேன் ப்ளீஸ் தாஸ் கேட்கலாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறோம் இல்லையா அது எப்படி எந்த வகையில் சொல்லுங்களேன் the moment that we all Christians நீங்களும் ஒரு கிறிஸ்டியன் நானும் ஒரு கிறிஸ்டியன் நம்மளுடைய அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கையே சீடத்துவத்திற்கான அழைப்பு மத்திய நட்சத்திர இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக நீங்கள் உலகெங்கும் சென்று எல்லோரையும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீடராக்குங்கள் தான் சொல்றார் ஓகே அதனால இந்த சீடத்துவத்துக்கான ஒரு அடித்தளமாக இருப்பது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த யோவான் நற்செய்தியில முதல் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி இரண்டு வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள் வாசிக்கட்டுமா ப்ளீஸ் தயவு செஞ்சு வாசிங்க நீங்களும் உங்களுடைய கைகளில் திருவிவிலியத்தை எடுத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் யோர் கோஆப்ரேஷன் யோவானர் செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து மறுநாள் யோவான் தம் சீரர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேஃபா எனப்படுவாய் என்றார் கேபா என்றால் பாறை என்பது பொருள் ரொம்ப நன்றி தாஸ் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த முதல் சீடர்களை அழைத்தலை பற்றிய பகுதியை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் உங்களை போன்று என்னை போன்று இருந்த சாதாரண மனிதர்களை சாமானியர்களை ஆண்டவர் இயேசு பெருமான் தன்னுடைய சீடர்களாக உடன் உழைக்கின்றவர்களாக மாற்றுகிறார் எனவே இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் நிச்சயமாக இந்த மாபெரும் நிகழ்வை நாம் இந்த ஒரு வீடியோவிலேயே முடித்துவிட முடியாது முடிந்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு முக்கியமான கருத்துக்களை சொல்ல பார்க்கின்றோம் தேவைப்பட்டால் அடுத்த பகுதிக்கு நாம் இதிலிருந்து செல்லலாம் வாருங்கள் எஸ் இந்த வாசகத்திலே முப்பத்தி எட்டாம் வசனத்திலே இயேசு திரும்பி பார்த்து அவர்களை அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடினு கேட்டாலும் சொல்லி வருகிறது இல்லையா எஸ் அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க எந்த ஒரு நற்செய்தியிலையுமே ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் முதல்ல அது எந்த பைபிள் எந்த புக்கில் வருது எந்த நற்செய்தியில் வருது அல்லது எந்த நூலில் வருதுன்னு பார்க்கணும் எந்த சாப்டரில் வருதுன்னு பார்க்கணும் எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கணும் இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கறது எந்த சாப்டர்னு பாருங்க யோவான் முதலாம் முதலாவது அதிகாரம் எஸ் முப்பத்தி எட்டாம் வசனம் எஸ் அப்போ யோவான் நற்செய்தியாளர் இதை படிக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசு கிறிஸ்து யார் தன்னுடைய சீரர்களை எப்படி அணுகுகின்றார் என்பதை நமக்கு விரைவுபடுத்துகிறார் நமக்கு தெளிவாக்குகிறார் அதுல முதல்ல பாருங்களேன் முப்பத்தி ஐந்துல இருந்து வருவோம் பாருங்க இதுல யாரெல்லாம் முதல்ல வர்றதுன்னு பாருங்களேன் இந்த பகுதியில சொல்லுங்க ஃபாதர் முதல்ல திருமுழுக்கு யோவான் வருகிறார் பின்பு அவரோடு வருகின்ற இரண்டு சீடர்கள் பின்பு இயேசு இறுதியாக அந்த ரெண்டு சீடர்களில் ஒருவருடைய பேர் மட்டும் அந்திரேன்னு கொடுக்கப்படுது அப்புறம் கடைசியாக பேதூர் வருகிறான் ஓகே இதில் தான் இவங்கெல்லாம் வர்ற கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் இதில் முதல் வசனத்திலிருந்து போகலாம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேசேஜ் தொடங்குவதே மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார்னு வரும் ஆமாம் அந்த மறுநாள் என்கின்ற அந்த சொல்லானது ஃபாதர் தாஸ் ஒரு அடுத்த ஒரு சீக்வன்ஸை அடுத்த ஒரு நிகழ்வை நமக்கு தொடங்கி வைக்கின்றது ஆரம்பித்து வைக்கின்றது எனவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் விவிலியம் வாசித்தாலும் மறுநாள் அடுத்த நாள் பின்பு அப்படி போன்ற அந்த காலத்தை குறிக்கின்ற சொற்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அது அடுத்த நிகழ்வை தொடக்கி வைக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப யோவான் நின்றுகிட்டு இருக்கிறாரு யோவான் தான் தன்னுடைய ஆசிரியர் என்பதை உணர்ந்து அந்த சீடர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க திடீரென்று இயேசு வருவதை பார்த்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று உறக்க கத்தி சொல்லுகிறார் ஆமா ஆமா அது நல்லா கவனிங்களேன் இதோ அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிஹோல்டுன்னு இருக்கும் அப்படின்னா கிரீக்ல வந்து லுக் அந்த பார் லுக் அட் தேர் அப்படிங்கிறதான கான்செப்ட் அப்போ அவர் அவங்களோட பேசிக்கிட்டு இருந்திருக்கணும் நின்றுக்கிட்டு இருந்திருக்கணும் ஏசு நடந்து வர்றதை பார்த்தோன்னே திருமுழுக்கு யோவான் இந்த பார் இந்த பார் look look here he's one அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்திலையும் ஒரு சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் தான் அவங்கள பார்த்து இதான் அவரு தான் அவரு தான் நீங்கள் செல்ல வேண்டிய ஆண்டவர்னு சொல்லிக்கிட்டு இதோ செம்மறி நாட்டுக்குட்டின்னு சொல்றார் கடவுளை நாட்டுக்குட்டின்னு சொல்றார் அடுத்த வசனத்தை வாசிங்களேன் முப்பத்தி ஏழு அந்த சீரர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின் தொடர்ந்தனர் ஆ தேங்க்யூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவத்திலே இந்த இரண்டு வார்த்தைகள் மிக மிக முக்கியம் முதலாவதாக கேட்டல் இரண்டாவதாக பின்தொடர்தல் திருமுழுக்கு யோவான் இதோ ஆட்டுக்குட்டி கடவுளின் ஆட்டுக்குட்டி திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்ன உடனேயே அவர்கள் அதற்கு செவி கொடுத்து இயேசுவை பின்தொடர்கிறார்கள் கிறிஸ்துவனுடைய சீடர்களாக மாறுவதற்கான முதல் கட்டம் கடவுளை பற்றிய விஷயங்களை கேட்க வேண்டும் அதுதான் இறைவார்த்தை இறைவார்த்தை நம்ம வாசிக்கணும் கேட்கணும் அதுக்கு செவி கொடுக்கணும் அப்பதான் அது வந்து நமக்கு அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும் அடுத்த கட்டம் என்ன பின்தொடர்கிறார்கள் யோவானர் செய்தியில டு லிசன் கேட்டலும் டு ஃபாலோ பின்தொடர்தலும் சீடத்துவத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது இந்த இரண்டு சொற்களுமே எப்பொழுதுமே யோவான செய்தியிலே ஒன்றாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றன காரணம் சீடத்துவத்திற்கான அழைப்பாக மாறுகிறது அப்ப இந்த சீடர்கிட்ட நம்ம பிடிச்ச விஷயம் நம்ம கத்துக்கிற விஷயம் அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே இயேசுவை பற்றிய விஷயங்களை யார் சொன்னாலும் முதலாவதாக நாம் கேட்க வேண்டும் பின்பு பின்பற்ற வேண்டும் பின்தொடர வேண்டும் அதுதான் நம்மை மாபெரும் கடவுள் அனுபவத்திற்கு அழைத்து செல்லுகின்றது அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க ஃபாதாஸ் முப்பத்தி எட்டுல திரும்பி பார்த்து இயேசு அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் எஸ் தேங்க்யூ சீடர்கள் இயேசு பின்தொடர்றாங்க எவ்வளவு நேரம் பின்தொடர்ந்தாங்க ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷமா அல்லது அஞ்சு நிமிஷமா எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் கிரீக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் they were following Jesus no அப்படின்னா நீண்ட நேரமாக அவர் பின்னாடி போயிட்டு இருந்திருக்கணும் இது இயேசு நன்கு உணர்ந்தவராகத்தான் அவர்களை திரும்பி பார்த்து இனிஷியேட்டிவ் யாரு முதல் முதலாக அதில் அவங்கள அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலையிடுறா இயேசுவே இயேசுவே தலையிடுறார் தட்ஸ் த பியூட்டி அவர் Jesus no they have never spoken இவங்க ரெண்டு பேரும் போய் இயேசுவே நீங்க தான் இறைவி நாட்டுக்குட்டியான்னு கேட்கல அவர் சொல்லிட்டாரு கேட்டுட்டாங்க பின்பற்றிக்கிட்டு வர்றாங்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானாக திரும்பி பார்த்து he takes initiative no literally he turns அவருடைய சிந்தனை செயல் அவருடைய உடம்பு எல்லாமே பின்தொடர்ந்து வருகின்ற சீடர்களை நோக்கி திரும்புகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இயேசுவை நீங்கள் உங்களுடைய உள்மனத்திலிருந்து தேடி பாருங்கள் அவர் உங்களையும் தேடி வருவார் உங்களையும் தேடி பார்ப்பார் நீங்கள் ஆண்டவரை ஆர்வத்தோடு தேடினால் போதும் மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் இவங்க ரெண்டு பேரும் சும்மா கேட்டுட்டு பின்தான் பற்றாங்க பற்றுறாங்க father Das But Jesus is very great. Really great. He just turns and the rest of the story that we know, the whole thing changes. அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய குட்னஸ் அவருடைய இரக்கம் அடுத்து அவருடைய கேள்வியை நல்லா கவனியுங்களேன் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின் தொடருவதை கண்டு என்ன தேடு தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரவி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் நீங்களே நியாயமாக சொல்லுங்களேன் ஓ உங்கள் பின்னாடி ரெண்டு பேர் வர்றாங்க ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன கேட்பீங்க திரும்பி பார்த்து என்ன கேட்கலாம் என்னப்பா வேணும் வாட் யூ வாண்ட் என்ன வேண்டும்னு கேட்கலாம் அல்லது என்ன என்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம் ஆனால் ஆண்டவருடைய கேள்வியை பாருங்களேன் என்ன தேடுகிறீர்கள் என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்கின்றார் ஆங்கிலத்தில் what do you seek what do you seek கிரேக்க மொழியில இயேசு கேட்டிருக்கிறது டீ செத்தைத்தே டீ செத்தைத்தே அப்படிங்கிறது தான் இயேசு கிரேக்க மொழியில சொல்லியிருக்கிறது என்ன அர்த்தம் பாருங்களேன் இது வந்து சாதாரண கேள்வி அல்ல என்ன தேடுகிறீர்கள் அப்படிங்கிறது வந்து அன் எக்ஸிஸ்டன்ஷியல் கொஸ்டின் ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு கேள்வி இயேசு கூட எக்ஸமினி தோட்டத்தில் கேட்பார் யாரை தேடுகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள் அங்கேயும் அந்த இடத்துலையும் ஒரு ஆழமான ஒரு கேள்வி இறையல் சார்ந்த ஒரு கேள்வி அதே போல அந்த இடத்துலயும் ஆண்டவர் அந்த சீடர்கள் நல்லா கவனிங்க சாதாரண சாமானிய மக்கள் இயேசுவின் சீடராக ஆரம்பிக்கின்ற அடிப்படை அந்த முதல் நிலையிலேயே சீடர்களை பார்த்து இயேசு கேட்கின்றது என்ன தேடுகிறீர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அந்த ஆண்டவர் இயேசு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களையும் பார்த்து என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன தேடி கொண்டிருக்கிறாய் what are you seeking in your life அவர்களை அதிர வைக்கின்றார் அவர்களுடைய சிந்தனை சொல் செயல் எல்லாவற்றையும் அவர்களுக்குள்ளாக செலுத்தி அவர்களுடைய வாழ்க்கை இதுவரையில் எதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது எதை மையமாக கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் என்ன தேடுகிறீர்கள் என்கின்ற கேள்வியில அவர்களை பார்த்து கேட்கின்றார் அதனால வந்து நீங்க ஏதோ சாவியை தொலைச்சிட்டீங்க தேடிட்டு இருக்கீங்க அந்த நேரத்துல வந்து என்ன தேடிட்டு இருக்கீங்கிற அர்த்தம் கிடையாது what do you seek in your லைஃப்ல உங்களுடைய முழு அட்டென்ஷன் எங்க இருக்குது முழு சிந்தனை எங்க இருக்குது எதுக்காக இன்னைக்கு நீங்க வந்து நம்ம நாயா பேயா உழைச்சிக்கிட்டு ஓடி ஆடி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் what is that ultimate thing in which your life is centered அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள் அழிந்து போகும் இந்த செல்வத்தையா அல்லது கடவுளையா உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஜெபத்தோழமையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க